நெஞ்சிலே விழுமடி காதலிக்க தேவையில்ல கொஞ்சம் மறக்கடி நினைவிலே இருக்கும் நீ கரைந்து போ காதலி தேவையில்லை அடி காகிதம் போல சொல்ல வந்த இப்போ கைய பிடி பெண்ணே பெண்ணே உன்னை கண்டேன் மனமும் ஏங்கி ஏக்கம் கொண்டேன் காதல் கனவை உன்னிடம் சொன்னேன் கனவிலேயே சொர்க்கம் சென்றேன் மனமும் மனமும் சேரும் என்று நானும் உன்னை காதலித்தேன் காதலித்து பிறகு நானும் ஏண்டா சாகு ஏண்டா சாகு வார்த்தை இல்லாமல் தவிக்கின்ற கண்ணில் வெளிப்படும் காதல் சொல்ல தயங்குகிறேன் மழையினவும் தண்ணீர் வெயிலனவும் சுடும் வெப்பம் உன் கோபத்தில் நீ எங்கே பேசுகிறேன் you